வணக்கம் இன்றைக்கி நாங்கள் Axis bank five hundred call ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி மூணு லாட்ஸ் வந்து பை பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸில் போய்கிட்டு இருக்கு சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலோடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும் அதில் நிறையா ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஆக்சிஸ் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எங்களுக்கு ஓப்பனிங்லே நல்ல ஒரு பயங்க ஆப்பர்ச்சுனிட்டி காட்டுச்சு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனதே வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்து மார்க்கெட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் மேலே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பிரேக் அவுட்டு அடுத்து எங்கள் ஸ்ட்ராட்டஜியை டெக்னிக்கல் அனலிசிஸ்க்கு வச்சுக்கிட்டோம் எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி நாங்கள் அப்ளை பண்ணி பார்க்கல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செல்லிங் ட்ரெண்ட் வந்துக்கிட்டு இருந்தது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு பிரேக் அவுட்டும் மேலே வந்து கிடச்சிச்சு ஸோ மே மேலே பிரேக் அவுட் கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆகையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து ஃபோர் எயிட்டி ஃபைவ் ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் ஸ்ட்ரக் ஆச்சு ஓகே நம்ம வந்து இப்போதைக்கு ஃபோர் எயிட்டி ஃபைவ் வந்திருக்கு ஒரு ஒரு லாட் செல் பண்ணலான்ட்டு ஒரு லாட் செல் பண்ணோம் ஸோ ஒரு லாட் செல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நைன் தௌசண்ட் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது இன்னும் ரெண்டு லாட் பார்த்தீங்க அப்படின்னா என் கையில் இருக்குது ஸோ இதை நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இதையும் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் ப்ரீவியஸாக பையிங் ட்ரெண்ட் வரையில் எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி பையிங் ட்ரெண்ட் வரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் சிக்ஸ்டி எயிட்லேருந்து ஃபோர் செவன்ட்டி ஃபோர் வரைக்கும் ஏறி இருந்துச்சு இன்ட்ராடேயில் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் பாயிண்ட்டு கிட்ட தான் ஸோ ஃபைவ் பாயிண்ட்டுன்றது தான் மேக்ஸிமம் கேப் அப்படின்றது எங்களுக்கு வந்து தெரிஞ்சு இப்போயும் வந்து ஃபைவ் பாயிண்ட்டு கிட்டக்க நாங்கள் அடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஏன்னா எப்போயுமே ப்ராஃபிட் எடுக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணணும் எங்களுக்கு இன்றைக்கி ஓப்பனிங் ரேஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து கிடச்சிச்சு பிலோ ஃபோர் எயிட்டியே வந்து எங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இன்றைக்கி உடனே வந்து பையிங் வந்து பண்ணோம் நாங்கள் பை பண்ணையில் டக்குன்னு ஒரு சின்ன டவுன் வந்துச்சு அந்த டவுனில் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மூணு லாட் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் மூணு லாட் வரைக்கும் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ரைஸ் ஆச்சு இதில் நாங்கள் இன்னொரு விஷயம் அப்சர்வ் பண்ணது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது ஆக்சிஸ் பேங்க்ன்றனால பேங்க் நிஃப்டியும் சேர்த்து அப்சர்வ் பண்ணோம் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்ல பாசிட்டிவாக இருந்துச்சு ஓப்பனிங்லேயே வந்து நல்ல rising twenty four thousand range வரைக்கும் ஈஸியாக மூவ் பண்ணி அந்த ரேஞ்சிலே ரொம்ப நேரமாக இப்போ ட்ரா ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கு மார்க்கெட் வந்து டென் ஓ கிளாக் கிட்டக்க வந்துருச்சு இது ஒரு செட்டில் ஆகிற நேரம் அப்படின்றதுனால இப்போதைக்கு போர்ஷன் வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் கரெக்டாக அந்த ஃபோர் எயிட்டி ஃபைவ் ரேஞ்சிலே ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகுது ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அந்த லெவன் ருபீஸ்லேயே வந்து ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது அதனால் இப்போ வந்து மூணு லாட்டையும் கொடுத்துடலாம் ஆல்ரெடி ஒரு லாட் கொடுத்தாச்சு இன்னும் ரெண்டு லாட்டுன்றனால அந்த ரெண்டு லாட்டை செல் பண்ணிட்டோம் ஸோ டோட்டலாக த்ரீ லாட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் செல் பண்ணி லெவன் பாயிண்ட் செவன்டீன் ஸோ அது ஆவரேஜில் கவர் ஆயிருக்கு ஸோ அதனால் செவன்டீனில் வந்து காட்டுது ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிச்சு ஸோ இன்றைக்கி ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ட்ரேட் தான் லாட்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் ஏன்னால் அது மேக்ஸிமம் மூவ்மெண்ட் எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பாயிண்ட் தான் வந்து மேக்ஸிமம் மூவ்மெண்ட்டு எப்போயாச்சும் ஹெவியாக நியூஸ் வந்துச்சுன்னா தான் வந்து எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி பெரிய மூவ்மெண்ட் தரும் இல்லாட்டினா மூவ்மெண்ட் இந்த மாதிரி ஸ்லோவாக கொஞ்சம் மூவ்மெண்ட்டு தான் வந்து கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டார்கெட் எப்பையும் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும் ஸோ அப்படி ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோன்னா தான் வந்து நம்மளால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் பட் ஆனால் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸை மாற்றிக்கணும் நாங்கள் அந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருப்போம் ஸோ ட்ரெண்டில் இருந்து அப்டேட் ஆகிட்டே இருந்தோம்னா நம்மளால் வந்துட்டு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணி நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் இந்த